என்ன வாழ்க்கை இது ஏன்னு தெரியாமையே சில தேடல்கள் எதுக்குன்னு புரியாமையே பல தேடல் இருக்குது ஆனால் அந்த தேடலோட முடிவில் எதிர்பார்க்கறதும் கிடைக்காம கிடைச்சதையும் ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிற இந்த தவிப்பில் தான் மொத்த வாழ்க்கையை அடங்கியிருக்கு இதெல்லாம் மாறுமான்னு கேட்டால் சொல்ல தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று இன்னும் இந்த உயிர் மட்டும் இருக்குது